வணக்கம் நான் உங்கள் திவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலத்தில் முதன்முறையாக ஒரு மிக பிரம்மாண்டமான உலகிலேயே மிக உயரமான முருகர் கோயில் இங்கே வரப்போகுதுங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து சென்னை பைபாஸ் போகிற வழியில் வாழப்பாடிக்கும் ஆத்தூருக்கும் இடையில் புத்திரகவுண்டம் பாளையத்தில் தான் இந்த செலவு சிலை வந்து வடிவமைச்சிட்ருக்காங்க முருகர் சிலை இது மலேசியன் முருகர் சிலையை விட ஒரு ஆறு அடி வந்து உயரமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்கங்க இந்த சிலை வந்து இப்போது வடிவமைச்சிட்டு இருக்காங்க வேலை நடந்துட்டுருக்கு இன்னும் முழுமையாக முடியல பக்கத்தில் ஆறுபடை வீடு உள்ள ஒரு முருகரை வந்து வைக்கலான்னு சொல்லி அதுவும் வடிவமைச்சிட்டு இருக்காங்க அதுவும் கட்டடம் போயிட்டுருக்கு என்ட்ரன்ஸில் விநாயகர் கோயில் வைக்கிறதுக்கான பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இங்கே இப்போ அதுக்குண்டான வீடியோஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ அதை வடிவமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் சேர்ந்த தியாகராஜன் சார் தான் வந்து மலேசியன் முருகர் கோயில் வடிவமைச்சர் தான் வந்து இந்த சேலத்தில் உள்ள புத்திரகோண்டான் பாளையத்தில் உள்ள முருகர் கோயிலையும் வடிவமைச்சிட்டு இருக்காரு இதோட நிர்வாகின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூர் சேர்ந்தவர் ஸ்ரீதர் தான் வந்து இதை இதோ இதனுடைய நிர்வாகியாக இருக்காங்க இப்போது இந்த சிலையை நம்ம பார்க்கலாங்க பாருங்கள்